தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமின் அன்புக்குரிய இறை மக்களே பெரியவர்களே தாய்மார்களே அன்பு பிள்ளைகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தவக்காலத்தின் வெள்ளி என்று சொன்னாலே சிலுவை பாதை நமக்கு நினைவு வரும் நிறைய பாதைகளை நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம் பாதைகள் நல்ல பாதைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம் நாம் பயணம் செய்கின்ற பாதைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு மிகவும் அக்கறை உண்டு நல்ல பாதை கெட்ட பாதை என்று உண்டு எது நல்ல பாதை எது கெட்ட பாதை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த பாதையிலும் பாதுகாப்பு இல்லை அந்தந்த பாது பாதைகளிலே பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் கவனத்தோடு பயணம் செய்ய வேண்டும் ஞானத்தோடு பயணம் செய்ய வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் இதுதான் பாதைகள் பல நமக்கு படிப்பினைகளை தருகிறது இந்த நேரத்திலே நாம் இயேசுவின் சிலுவை பாதையை பற்றி தியானிக்க இருக்கிறோம் இயேசுவின் வாழ்க்கையே நமக்கு தான் இயேசுவின் வாழ்க்கையில் சிலுவை பாதை இன்னொரு பாடம் நமக்கு அந்த மூன்று ஆண்டுகளில் அந்த பொது வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத கடைசி இறுதி வாக்கு தான் இது அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய மூன்று ஆண்டில் அனுபவத்தின் மொத்த நிகழ்வுக்கும் இந்த சிலுவை பாதைதான் அர்த்தமுள்ள வகை வகையிலே நமக்கு அமைந்திருக்கிறது சிலுவை பாதையின் ஒவ்வொரு அடியுமே மிகவும் முக்கியமானது பல தியானத்துக்கு பிறகு பல இறை இயலாருடைய சிந்தனைகளுக்கு பிறகு இந்த சிலுவை பாதை நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த சிலுவை பாதை தியானத்தை பிரான்சிஸ்கு அசிசியார் தனது வாழ்க்கையில் கண்ட அற்புதமான தியானம் அதுதான் இன்று திருச்சபையிலே சிலுவை பாதையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொன்றுமே நமக்கு தியானம்தான் ஒவ்வொரு சிலுவை பாதையின் ஒவ்வொரு நிலைகளும் நமக்கு அற்புதமான பாடத்தை கற்று தருகிறது ஆக இயேசுவோடு பயணம் செய்வோம் ஒவ்வொரு சிலுவை பாதையின் நிலைகளிலும் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த பாதையில் பங்கெடுப்போம் இது ஒரு அற்புதமான பயணம் வெற்றி நிச்சயம் பயணம் செய்வோமா தரித்தேனே எனக்காக நீ விசாரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தா எனக்காக நீ என்ன செய்தா இயேசுநாத சுவாமி பாடுபட்ட முதலாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம் அது ஏனென்றால் உமது புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் முதல் நிலை இயேசு அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிறார் தீர்ப்பு என்று சொன்னாலே நமக்கு பல சிந்தனைகள் வருகிறது தீர்ப்பு என்றாலே அது நல்ல தீர்ப்பா அநியாய தீர்ப்பா என்று நாம் சிந்திக்கிறோம் நல்லதுக்கு காலம் இல்லை என்ற சிந்தனை நமக்கு வருகிறது யார் என்ன சொன்னாலுமே நாம அது அநியாயம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் நல்லதுக்கு காலமில்லை ஏன் இயேசுக்கு இந்த அநியாய தீர்ப்பு அவர் என்ன அநியாயம் செய்தார் நியாயத்தை தான் அவர் நாடினார் நியாயத்தை தான் போதித்தார் நியாயமாக வாழ்ந்தார் நீதியாக வாழ்ந்தார் நேர்மையற்ற அந்த உலகத்தை பார்த்தார் நேர்மையற்ற அந்த மனித சமுதாயத்தை பார்த்தார் நீதியற்ற அந்த சமுதாயத்திற்கு ஒரு விடியலை தர வேண்டும் என அவர் நல்லதை போதித்தார் வாஞ்சையோடு வழி தெரியாமல் இருந்த சாதாரண மக்களுக்கு அவர் விடிவெளியாக திகழ்ந்தார் அதுதான் அவர் செய்த பிறருடைய எண்ணங்களுக்கு அநியாய தீர்ப்பாக இருந்தது கொடிய தீர்ப்பாக இன்னைக்கு சட்டங்கள் ரொம்ப நிறைய இருக்குது அதில் நிறைய ஓட்டைகளும் இருக்கிறது சட்டங்கள் இருப்பதால் ஓட்டைகள் இருப்பதால் சாட்சிகள் பொய் சாட்சிகளாக மாற்றப்படலாம் அதாவது அந்தந்த நிர்வாகத்தை பொறுத்தது ஆக அப்படித்தான் இயேசுவுக்கும் இன்று அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டிருக்கிறார் இயேசு அதையும் ஏற்றுக்கொள்கிறார் எனக்காக உனக்காக பாருங்க இந்த இது இந்த தீர்ப்பையே அநியாய தீர்ப்பு என்று சொல்கிறோமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அநியாய தீர்ப்புகளை பார்க்கிறோம் அன்றாட வாழ்க்கையிலும் பிறரும் என்னை அநியாயமாக தீர்ப்பிடுகிறார்கள் நானும் பிறரை அநியாயமாக தீர்ப்பிடுகிறேன் என்று நீதிபதிகள் நிறைய பேர் நானுமே நீதிபதி தான் நீங்களும் நீதிபதி தான் அப்போ எங்கே தீர்ப்பு வரும் எங்கே நியாயமான தீர்ப்பு வரும் வாதி பிரதிவாதியே கிடையாது பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய தீர்ப்பினால் பிறரை குற்றவாளியாக்கி இருக்கிறோம் ஊனி குறுக வைத்திருக்கிறோம் அநியாயமாக அவருடைய நெஞ்சை பிளந்திருக்கிறோம் வாழ்க்கையை அநியாயமாக நாசப்படுத்தி இருக்கிறோம் என்னுடைய அநியாய தீர்ப்பிதான் அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் மருமகனாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலும் பாருங்கள் எல்லாருமே இந்த நீதிபதிகளாக மாறிவிடுகிறோம் இதனால் என்ன நடக்குது இயேசுக்கு நடந்ததை விட கொடூர வேதனைகள் தான் நடைபெறும் சிந்திப்போம் அன்புக்குரிய சகோதரனை சகோதரி எனக்கு நீதிபதி கடவுள் மட்டும்தான் எனக்கு தீர்ப்பிட வல்லவர் ஒருவர் தான் அவர் ஆண்டவர் இயேசுதான் அந்த தீர்ப்புக்காக நான் பயந்து நடப்பேன் என் முதல் நிலையினை சிந்தித்து பார்ப்பேன் இயேசுவை போல குற்றவாளியாய் நான் நிற்கிறேன் இயேசுவை போல குற்றவாளியாய் என் சகோதரன் நிற்கிறார் அநியாயமா சிந்தித்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அநியாய தீர்ப்பு பிறருடைய வாழ்வை அசிங்கப்படுத்துகிறது குற்றவாளியாக்குகிறது நிர்மூலமாக்குகிறது நான் இனி தீர்ப்பிட மாட்டேன் இறைவனின் தீர்ப்புக்காக மட்டுமே நான் அஞ்சுவேன் நடப்பேன் அன்பின் பரலோக தந்தையில் தீர்ப்பு என்ன என்பதை பற்றி இயேசு கிறிஸ்துவின் பாடலின் மூலம் எனக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறேன் இயேசுவை ஏன் அநியாயமாக தீர்ப்பிட்டார்கள் என்று சொல்லி நான் அங்கலாயிருக்கிறேன் அவரை இப்படி குற்றுயிரும் குலையுருமாய் அவருக்கு அநியாயம் தீர்ப்பிட்டது எனக்கு என் நெஞ்சத்தை பிளக்கிறது அதே போல் நானும் இதை மறந்துவிட்டு நான் பிறதை நான் தீர்ப்பிட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட அநியாய தீர்ப்புகளை வழங்கி நான் அசிங்கப்படுத்தி இருக்கிறேன் கேவலப்படுத்தி இருக்கிறேன் இனி அப்படி செய்ய மாட்டேன் என் வாழ்விலே வேறொருவரே நியாயவாதி தீர்ப்பு தீர்ப்பிடக்கூடிய தகுதி உண்டவர் என்பதை நினைத்து நான் இனி என் வாழ்வை மாற்றுவேன் ஆமேன் ஆமேன் எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி இரக்கமாயிரம் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவுது